அனைவருக்கும் வணக்கம் the Sivakrishna U ninety skit எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் வெல்கம் டு மை சேனல் இனியோட லாக்டவுன் வந்து ஒரு வருஷம் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் லாக்டவுன் போன வருஷம் இதே நாள் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நம்மளோட லாஸ்ட் நார்மல் ஒர்க்கிங் டேன்னு சொல்லலாம் twenty fourth March twenty twenty was a last working normal working day to say it precisely and correctly அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ it's a history and everyone knows it Modi வந்து பிஎம் மோடி நம்மளோட ப்ர பிரைம் மினிஸ்டர் வந்து டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு அந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் வந்துட்டு இருபத்தி ரெண்டாந்தேதி இருந்தது ஃபோர்டீன் ஹவர் லாக்டவுன் அதுக்கப்புறம் ரெண்டாவது மீட்டு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு அன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு மார்ச் இருபத்தைந்துலேருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் it's going to be a total lockdown அப்படின்னா எந்த ஷாப்பும் எந்த இதுவும் திறக்கக்கூடாது totally closed except hospitals and medical shops தான் சொல்கிறார் ஜனங்களுக்கு எதுவுமே புரியல இந்த மாதிரி யாருமே இதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் ஒரு தெரிய தெரியா தெரியாத தரமான ஒரு ஃபியர் ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லலாம் எப்படி நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் நம்ம காசுக்கு என்ன பண்ணுறது நம்ம பிஸ்னஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நடந்தது பட் ஸ்டில் நம்ம அதெல்லாம் க்ராஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் இந்த லாக்டவுனில் எக்கனாமிக்கலி ஃபைனான்ஷியல் வைஸ் நிறைய பேருக்கு கெட்டது நடந்திருக்கலாம் பட் ஸ்டில் அந்த கெட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குது இந்த லாக்டவுனில் நிறைய பேர் சொந்தமாக வந்து நிறைய பேர் ஒரு ஒரு புது பாதையை நோக்கி போயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஐ மீன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டேட்டா வச்சு பார்த்தா நிறைய பேர் மேபி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு uh, நிறைய பேர் வந்து புது கோர்சஸ் படிச்சிருக்காங்க அந்த லாக்டவுனில் நிறைய பேர் அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் இதுக்கு இந்த லாக்டவுன் நடந்து முன்னாடி வந்து நிறைய பேர் அந்த பிஸி லைஃப்பில் இருந்துட்டு அதெல்லாம் யாரும் திறக்கல இந்த ட்ராயிங் புக் திறக்கல யாரும் பெயிண்டிங் பண்ணல எதுவுமே பண்ணல பட் அந்த லாக்டவுனில் திருப்பி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்தது திருப்பி we have started using a creative skills நிறைய பேர் ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸ்க்கு அண்டு டெரஸில் uh, நிறைய பேர் ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க க்ரீன் ஹவுசஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஸோ இந்த லாக்டவுனில் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கேன் சொல்லலாம் இவன் நானும் வந்து இந்த சேனல் வந்து லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ணேன் என்ன பண்ணலாம் எந்த கான்செப்ட் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்ல நினச்சேன் சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் சும்மா யோசிச்சுன்னா சரியாக வேலைக்காவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நிற்கிறேன் உங்களோட சப்போர்ட்டில் ஸோ அந்த வைல்ட் லைஃப் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருந்ததெல்லாம் ஸ்லோவாக வந்து திருப்பி வந்திருந்தது வெளியே இவ்வளோ இவ்வளோ வருஷம் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு நம்ம தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம் ஆனால் ஒரே ஒரு அடியில் நம்ம எல்லாம் ஒரு வைரஸ் வந்து நம்ம எல்லோரையும் படுக்க வச்சுது வீட்டில் ஸோ இதில் என்ன தெரியுது எல்லாம் சமம் இந்த இந்த பூமி வந்து எல்லாருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி ப்ரூவ் பண்ணிடுச்சு அண்ட் இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன்ஸ் வந்து பஞ்சாப்லேருந்து பார்க்கும்போது இது ஒரு முப்பது வருஷமாக இது ஃபுல்லாக அந்த ஏர் பொல்யூஷனில் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த லாக்டவுனில் இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் விசிபிளாக இருக்குது ஏன்னா பொல்யூஷன் கம்மியானதால் திருப்பி இதெல்லாம் வந்து திருப்பி விசிபிள் ஆகுது பிகாஸ் வண்டி யாரும் எடுக்கலை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க ஒன்லி டோட்டல் லாக்டவுனில் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ எல்லா வெஹிக்கல்ஸ் வீட்டில் இருக்கிறதால காசு காற்று வந்து பொல்யூட் ஆகாது ஸோ தட்ஸ் த ரீசன் இந்த அர்த் ஃபுல்லாக ஹீலிங் ஃபேஸில் போயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த போன லாக்டவுன் போன வருஷத்தில் அண்டு uh, கெட்டதும் நடந்திருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருக்கு நிறைய பேர் நடந்து போயிருந்தாங்க ஊரில் ஊருக்கு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கலாங்க நிறைய பேர் வந்து கோப்பப் பண்ண முடியல ஸ்ட்ரெஸ்ஸால் ஸோ கெட்டதும் இருக்குது பட் அந்த கெட்டதிலும் நல்லது இருக்குது நம்ம அது ஒரு லெசனாக எடுத்துகிட்டு கற்றுக்கிட்டு நம்ம எதில் ஸ்ட்ராங்குன்னு நினச்சி நினச்சி பார்க்க நம்மளை நம்மளே கண்டுபிடிக்க we got a chance we got a chance to discover ourselves in this lockdown ஏன்னா நான்லாம் ஒரு யூடியூப் சேனல் யூடியூபர் ஆவேன் நினச்சே பார்க்கல ஏன்னா நான் கொஞ்சம் ஷை பர்சன் பேச கொஞ்சம் தைக்கப்படுறவன் but still I took initiative and motive to start something new அது ஹிட் ஆகுதோ ஃப்ளாப் ஆகுதோ but still have took initiative in this lockdown so அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதம் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த லாக்டவுனில் நிறைய பேர் சிங்கிங்கில் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து திருப்பி பெயிண்டிங் புக்ஸ் ட்ராயிங் புக்ஸில் வெளியெடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து இந்த farming it's very big thing அது அது கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஸோ நிறைய பேர் வந்து இந்த கை கழுவுறது இந்த சானிடைஸ் யூஸ் பண்ண நிறைய அதிகமாக இருந்தது அந்த டைமில் so we have learn to keep ourselves clean due to this pandemic அதில் ஒரு நல்ல விஷயம் தானே முன்னாடி க்ளீனாக இருந்தோமான்னு சொன்னால் அது அவ்வளோ இருந்தோன்னு சொல்ல முடிய சொல்ல மாட்டேன் பட் இதனால் வந்து இன்னும் க்ளீன் ஆகிட்டோன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்தது ரயில்வேஸ் இந்த ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாம் க்ளோஸ் ஆனதால் எதுவுமே லைக் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு பொல்யூஷன் இல்லாமல் இருந்தது total it was it was and stand ஸ்டில்னு சொல்லலாம் so these are the things that were that happen during this lockdown and இப்போ திருப்பி கேஸ் கேசஸ் ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆயிரம் கேசஸ் மேலே வந்துருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கண்டிப்பாக ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாகணும் திருப்பி லாக்டவுனில் போகக்கூடாது நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம் பண்ணும் இனிமே கூட பண்ணணும் ஏன்னா இன்னொரு லாக்டவுன் வந்து தாங்கிக்கிற அளவுக்கு இப்போ வந்து எல்லாருக்கும் சக்தி இருக்குமான்னு தெரியல especially business people and job people எல்லாருக்கும் சொல்கிறேன் ஸோ அந்த வாய் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு we should follow social distancing wear mask and practice a good hygiene so இதை ஃபாலோ பண்ணுறதால நம்ம கண்டிப்பாக இந்த வரப்போகிற லாக்டவுன் இல்லை ஒருவேளை லாக்டவுன் வந்து அதை தடுக்கலாம் பிகாஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ரிகாஷன்ஸில் தான் அந்த லாக்டவுன் வராமல் இருக்கும் ப்ளஸ் கேசஸ் ரைஸ் ஆகாமல் இருக்கும் so that's my video for today just கொஞ்சம் பேசணும் போல் இருந்தது இந்த one one year time frame பற்றி ஜஸ்ட்டு அது ஒரு ஒரு கனவா மாதிரி கனவு கூட சொல்ல முடியாது எப்படி போச்சுன்னு தெரில so hope will be back to normal totally and get rid of this virus and we live a happy and healthy lifes and that's my video for today guys உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா please subscribe to my channel and this is Sivakrishnan ninety skit signing off bye bye